இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்க போகிறோம் இது வந்து சீம கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க இது வந்து நிறைய பேர் தெரியாது மலை பிரதேசத்தில் தான் இது நிறைய கிடைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா இது வந்து கிடைச்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் சீம கத்திரிக்காய்ங்கிறது வந்து ஒரு ஃப்ரூட் தான் இந்த இருக்குது பாருங்கள் இது வந்து நம்ம சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இது வந்து காயாக இருக்கும்போது தான் பாருங்கள் இதான் காய் இது காயாக இருக்கும்போது தான் இது நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்றோம் இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது நம்ம ஹீட் வந்து பாடியில் ரொம்ப ஹீட் இருந்துச்சுன்னா அவங்க வந்து இது குழம்பு வச்சு சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது ஹீட்டை குறைக்கும் கண்டினியூவாக ஒன் வீக் சாப்பிட்டா போதும் சரியாயிடும் ஹீட்டெல்லாம் இப்போ பாருங்கள் நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இது இப்படி தான் இருக்கும் இது வந்து காய் தான் கொஞ்சம் பழுத்திருக்கும் லைட்டாக இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இது குழம்பு வைக்கணும் இது காய் இது வந்து பழம் பாருங்கள் பழம் இப்படி இருக்கும் நம்ம இதை வந்து தோலை சாப்பிடாமல் உள்ளுள்ளதை மட்டும் சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அடுத்து வர வீடியோவில் வந்து இந்த ஃப்ரூட்டை வச்சு எப்படி ஜாம் பண்ணுறது எப்படி ஜூஸ் பண்ணுறதுன்னு நாங்கள் போடுறோம் இப்போ நம்ம இந்த சீமை கத்திரிக்காய் குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஆயில் கடுகு கருவேப்பிலை வெங்காயம் மூணு பல் பூண்டு தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இது மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் இது புளிக்குழம்பு மசாலா ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் ஜீரகம் இது வந்து மிக்சியில் அரைச்சி பால் மட்டும் எடுத்துக்கிறணும் இப்போ வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்துக்கிறப்பறம் இது வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லாயிருக்கும் இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதோட வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுருங்க பத்து நிமிஷம் வதக்குங்க இதை இப்போ இது வதங்கிருச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம் இப்போ வந்து இதை வந்து நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து சீம கத்திரிக்காவை சேர்த்துக்கிற போகிறோம் இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி எடுக்கணும் எண்ணெயில் இப்போ பாருங்கள் இது வதங்கிடுச்சு மாதிரி இருக்கணும் இதுக்கப்புறம் நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இதை நல்லா எல்லாம் ஒன்று சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இதை மூடி வச்சுருவோம் இது நல்லா கொதித்து வத்தி வர வரைக்கும் மூடி வச்சுருக்கட்டும் பாருங்கள் இப்போ சீம கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வந்திருக்குது இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ